மற்றவங்க உங்களை வளர்த்தது மற்றவங்க உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தது மற்றவங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் புகழையும் கொடுத்தது மற்றவங்க வயசான காலத்தில் உங்களை பார்த்துக்கிறது மற்றவங்க இறந்ததுக்கப்புறம் இறுதி சடங்குகளை செய்கிறதும் மற்றவங்க தான் இப்படி பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் மற்றவங்க தான் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க மூலமாக தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் கேட்கலாம் நான் வந்து வேலைக்கு போகிறேன் என்னோடய உழைப்பை கொடுக்குறேன் அதற்கான ஊதியத்தை அவங்க தராங்க அது எப்படிங்க மற்றவங்க கொடுக்கறதாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஸ்டமர்னு ஒருத்தர் இல்லைன்னா உங்கள் உழைப்புக்கு பணம் கிடைக்குமா உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கண்டிப்பாக இல்லை எனவே எப்போவுமே நமக்கு கிடைக்கிறது எல்லாமே மற்றவங்க மூலமாக தான் அதனால தான் நம்மால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு நாம் செய்யணுங்க உதவின்னு சொன்னால் பண உதவி மட்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏராளமான உதவிகளை நீங்கள் செய்ய முடியுங்க ஒரு சோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலான நாலு வார்த்தைகள் சொல்வதும் உதவி தான் தன்னால் சாதிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசி அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதும் உதவி தான் இப்படி எந்த வகையிலாவது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருங்க எனக்கு நிறைய பணம் வேணும் வீடு வேணும் காரு வேணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பிரபஞ்சம் கிட்ட கேட்டிருப்பீங்க பிரபஞ்சம் இதெல்லாம் எப்படிங்க உங்ககிட்ட கொடுக்க போகுது மற்றவங்க மூலமாக தானே கொடுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நிறைய கஸ்டமர்களை உங்ககிட்ட வந்து சேர்க்கும் இல்லைனா நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் பெரிய பெரிய ப்ரமோஷன்கள் பெரிய பெரிய சம்பள உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் மற்றவங்க மூலமாக தான் அது உங்களுக்கு கிடைக்க போகுது எனவே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் மற்றவங்க நிறைய பேருக்கு உதவி செய்யும்போது நிறைய கதவுகள் திறக்கும் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும் இவ்வளோ சேனல்ஸ் இருக்குது இவ்வளோ கதவுகள் இருக்குது இவ்வளோ ஒரு கருவிகள் இருக்குது அது மூலமாக நீங்கள் கேட்டதை உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியும் எனவே முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க மற்றவங்க நல்லா இருந்தால் தான் நீங்களும் நன்றாக இருக்க முடியும் பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட்டு பதிவு பண்ணலாம் நான் மனதார பிறருக்கு உதவி செய்கின்றேன் நான் மனதார பிறருக்கு உதவி செய்கின்றேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் இந்த கருத்து உங்களோட மனதிற்கு செல்லட்டும் இந்த கருத்து உங்களோட ஆள் மனதிற்கு செல்லட்டும் இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும் நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் விரைவில் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க போன வாரம் பிரபஞ்சத்தின் குரல் ஒரு முறைதான் கேட்குமா அப்படின்ற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கமெண்ட் பதிவு பண்ணியிருந்தீங்க உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களிடம் வந்து சேரும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்